உந்தன் விழி எந்தன் வழி மேற்பட்டாலே வீசும் ஒளி என் மீது இருள் யாவும் நீங்குதே எந்தன் கரம் பீடித்தவர் வாழ்வின் மரம் கொடுத்த இயேசுவே நான் உம்மை என்றும் நேசிப்பே உம் பார்வை ஒன்று போதுமே என் வாழுமே உமக்காய் யாவும் செய்வேனே உம் வார்த்தை ஒன்று போதுமே என் வாழ்க்கை என்று மாறுமே எனக்காய் யாவும் செய்வீ